வணக்கம் வெல்கம் டு மோனிகா உலகம் இன்றைக்கி பைனாப்பிள் கேக் ரெசிபி பார்க்கலாம் ingredients one and half cup maida ரெண்டு முட்டை பைனாப்பிள் பல்ப் அனாசி பழத்தோட பல்ப் எடுத்துக்கலாம் ஒரு கப் சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் குக்கிங் ஆயில் ஒரு tablespoon baking soda half teaspoon pineapple essence, baking powder ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஒரு கப் சால்ட் கொஞ்சம் ட்ரைடு பைனாப்பிள் சங்க்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ எக் ஒயிட் மட்டும் எடுத்திருக்கோம் அதோட கொஞ்சமாக சுகர் இப்போ நம்ம எந்த ஒரு எக் பீட்டரும் இல்லாமல் பண்ண போகிறோம் கொஞ்சம் சுகர் ஒயிட் எக்கோட ஒயிட் மட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள் நல்லா ஃபோம் மாதிரி வரணும் அப்போ தான் நம்மளுடைய கேக் ஸ்பாஞ்சியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும் இனிமேல் மாவு சேர்க்க ஆரம்பிக்கலாம் one and a half cup maida. இதோடியே ஒரு tablespoon baking powder half teaspoon baking soda அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட அந்த எக் யோக்கு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ரெண்டு எக்கு கணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு tablespoon refined oil pinch of salt ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் பிஞ்ச் China people பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுகர் consumer part இப்போது கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் நல்லா சாஃப்டாக வந்து வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக போடுங்க அப்போ தான் சாஃப்டான பைனாப்பிள் ஸ்பாஞ்சு கேக் கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ட்ரை பைனாப்பிள் சாங்ஸ் போடலாம் இது நம்ம கேக் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த மிக்சரை கேக் ட்ரேயில் எடுத்து சர்வ் பண்ணலாம் ஓகே இதை ஓவனை வந்து twenty to twenty five minutes bake பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ஸ்பாஞ்சியான பைனாப்பிள் கேக் ரெடி ஆகிடும் ஓகே நம்ம பைனாப்பிள் ஸ்பாஞ்ச் கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிளேட்டில் சர்வ் பண்ணோன்னா நம்மளோட கேக் ரெடி நம்ம ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆச்சுங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதை குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது சாக்கோ சிரப் கூட ஊற்றலாம் நம்ம பைனாப்பிள் கேக் ரெடி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதை ப்ரெஷர் குக்கரில் கூட செஞ்சு செய்யலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ